வணக்கம் நான் ஜான்சி நான் இன்று பேச வந்திருக்கும் தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா முதலாவது எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய காந்தி உலக ஃபவுண்டேஷன் அமைப்புக்கும் தமிழை உலக அரங்கில் நிலை பெற்றிருக்க செய்யும் தமிழ் அறிஞர்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் தாய் கொடுத்த தமிழில் அன்பு வணக்கங்கள் நிச்சயமாக இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே உள்ளது ஆனால் இந்த சமுதாயம் தான் அவர்களின் லட்சியங்களை லட்சங்களை கொண்டு புதைத்து வருகிறது உதாரணமாக அரியலூர் மாணவி அனிதாவின் லட்சிய கனவினை அவளின் மருத்துவ கனவினை நீட் தேர்வினால் காணல் நீராக்கினோம் எத்தனை பொறியியல் இளைஞர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றனர் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிப்புகள் உருவான வண்ணம் தான் உள்ளன ஆனால் அவற்றையெல்லாம் நாம் அங்கீகரித்திருக்கின்றோமா இல்லை ஏனென்றால் அவர்களிடத்தில் லட்சியங்கள் இருக்கிறது ஆனால் லட்சங்கள் இல்லையே மலிவு விலை வெண்டிலேட்டர் கண்டுபிடித்து ஓசூர் இளைஞர்கள் சாதனை ஆசிய போட்டியில் திருப்பூர் இளைஞர் சாதனை உலகின் அதிவேக ஹியூமன் கால்குலேட்டர் இந்திய இளைஞர் சாதனை இப்படி சாதனையாளர்களின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே போக முடியும் இவர்கள் எல்லாரும் லட்சங்களை நோக்கி செல்லவில்லை சிறு வயதிலிருந்தே தன்னுடைய லட்சியத்தில் சாதிக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேற்றி இன்று வெற்றி கனியை தொட்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் இவர்களை எல்லாம் வெறும் அன்றாட செய்திகளாக பார்த்துவிட்டு இன்றைய இளைஞர்களுக்கு லட்சியமே இல்லை என்று கூறிவிடுகிறோம் நீங்கள் கூறலாம் இன்றைய இளைஞர்கள் பணம் சம்பாதிக்கவே விரும்புகிறார்கள் என்று காரு வீடு என்று வாழவும் லட்சங்களில் சம்பாதிக்கவும் தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று உண்மைதான் பெற்றோர்கள் தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று விரும்புகின்றனர் பிள்ளைகள் இதுவரை கஷ்டப்பட்ட தன் பெற்றோர் இனியும் கஷ்டப்படக்கூடாது என்று லட்சங்களை நோக்கி லட்சியத்தோடு ஓடுகின்றனர் ஆம் லட்சியங்களை கொண்டுதான் இங்கே லட்சங்கள் உருவாக்கப்படுகின்றன லட்சங்களை கொண்டு எந்த லட்சியங்களும் உருவாக்கப்படுவதில்லை அனிதா போன்ற எண்ணற்ற மாணவர்கள் எண்ணற்ற இளைஞர்கள் தங்களுடைய லட்சிய பாதையில் தோற்று போகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை சமுதாயத்தில் ஏற்படும் இப்படிப்பட்ட அவலங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு இளைஞனும் தனக்குள் கொதிக்கிறான் அதன் வெளிப்பாடுதான் மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் என்றார் விவேகானந்தர் அதற்கு சான்றாக ஜல்லிக்கட்டு காளை என சீறி பாய்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் இன்றைய இளைஞர்கள் தான் போராட்டத்தில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் லட்சங்களை நோக்கி வரவில்லை நம் அடையாளம் காக்கப்பட வேண்டும் என்ற லட்சியத்தோட வந்தனர் இன்றைய இளைஞர்கள் பொதுநலம் கொண்டவர்கள் என்பதற்கு சான்று சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் கர்ப்பிணிகளையும் குழந்தைகளையும் பிற உயிர்களையும் காப்பாற்றியதோடு பசியால் வாடியவர்களுக்கு தங்களால் முடிந்ததை கொடுத்து அவர்கள் பசி துயரையும் போக்கினர் இப்பொழுதும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனை இளைஞர்கள் தன்னலம் பார்க்காமல் தொண்டாற்றுகின்றனர் தங்கள் கிராமங்களில் தடுப்புகளை அமைத்து இரவு பகல் பாராமல் தன் சொந்த கிராமத்திற்காக உழைக்கின்றனர் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட லட்சியவாதிகளாலேயே இது முடிகிறது இன்றைய இளைஞர்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போக்கிரிகள் என்று எண்ணாதீர்கள் தேவைப்பட்டால் அரசாங்கத்தால் அனாதைகளாக கைவிடப்படும் ஆறுகள் குளங்களை தத்தெடுத்து தூர்வாரி செம்மைப்படுத்தவும் செய்கின்றனர் அப்படித்தான் திருப்பூர் மாவட்ட காங்கேல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்து சாதனை படைத்துள்ளனர் இவர்கள் ஏரி குளங்கள் தூர்வாறுதல் மழைநீர் சேகரிப்பு போன்ற பணிகளையும் செய்து வருகின்றனர் இவர்களின் நோக்கம் லட்சங்களை நோக்கியா இல்லை சீர்மிகு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை நோக்கியே உள்ளது சாக்கடையை தூர்வாரும் இளைஞர்கள் அரசியலை தூர்வாரவும் தயாராகிவிட்டனர் எத்தனை இளைஞர்கள் லட்சிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவுகளோடு ஒவ்வொரு தேர்தலிலும் சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர் தெரியுமா ஆனால் வேட்பு மனு இருந்து ஓட்டு எண்ணிக்கை வரை லட்சியவாதிகளை விட லட்சாதிபதிகளைத்தான் கட்சிகளும் தேர்வு செய்கிறது இந்த ஜனநாயகமும் தேர்வு செய்கிறது சரி பல முதல் சாதனைகளை இன்றைய தலைமுறை செய்துள்ளது லட்சியத்தோடே சாதித்தவர்கள் சிலவற்றை சிலரை பற்றி கூறுகிறேன் இந்தியாவின் முதல் பார்வை மாற்றுத்திறனாளி பெண் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் பெனோசெஃபின் தன்னுடைய லட்சிய பாதையில் வென்றிருக்கிறார் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் நோபல் பரிசு பெறுவதும் இதுவே முதல் முறை ஆம் கற்கை நன்றே கற்கை நன்றே தோட்டாக்கள் துளைக்கும் போதும் கற்கை நன்றே என்று உலக பெண்களின் ஒற்றை குரலாய் ஓங்கி ஒழித்த மலாலா யூசுப் சாய் லட்சிய பெண் அல்லவா ஆசிய போட்டியில் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் என்ற தமிழக தங்க மங்கை கோமதி மாரிமுத்து லட்சத்தை நோக்கி ஓடவில்லை தன் காலில் செருப்பு கூட இல்லாமல் லட்சியத்தை நோக்கி ஓடினார் இப்படி ஒலிம்பிக் போட்டிகளிலும் சர்வதேச போட்டிகளிலும் எத்தனை இளைஞர்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர் இப்படி கூகுளில் பணியாற்றும் சுந்தர் பிச்சை முதல் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பன் வரை இன்றைய இளைஞர்களின் லட்சியம் இமயம் தொடுகிறது என்றால் அது மிகையாகாது அப்படி என்றால் சாதித்தவர்களுக்கு மட்டுமே லட்சிய வெறி உள்ளதா இல்லை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் லட்சிய வெறி உள்ளது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் துப்புரவு பணிக்கு விண்ணப்பிக்கின்றனர் என்று பார்க்கிறோம் லட்சியம் இல்லாமலேயா அவர்கள் முதுகலை பட்டம் பெற்றனர் அல்லது லட்சங்களை நோக்கித்தான் துப்புரவு பணிக்கு விண்ணப்பிக்கின்றனரா லட்சியத்திற்கும் லட்சத்திற்கும் இடையில் லஞ்சம் என்னும் உயிர்கொல்லி அவர்களின் லட்சியங்களை அழித்து வருகிறது லஞ்சம் ஊழல் போன்றவை நேற்றைய தலைமுறையோடு முடிய போகிறது லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி என்று எத்தனை இளைஞர்கள் லட்சியத்தோடு வாழ்கின்றனர் தெரியுமா இன்றைய இளைஞர்களுக்கு சாதி இல்லை மதம் இல்லை பேதங்கள் இல்லை சண்டைகள் இல்லை அதனால்தான் இளைய பாரதத்தினை வா வா என்று பாடினார் பாரதி இப்படியாக